ஹலோ இன்றைக்கி நாம் மணத்தக்காளி குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன் அரை கப் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து நறுக்கிக்கலாம் அரை கப் மைசூர் பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் வெந்தயம் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மைசூர் பருப்பு நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் இப்போ மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் உப்பு வச்சது சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா கலக்கி விடுங்க நல்லா தக்காளி மசிட்டு இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் வந்து நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது வேகட்டும் அதுக்கப்புறம் பருப்பு நம்ம ஆட் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மணத்தக்காளி கீரை நல்லா வெந்துடுச்சு மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து வயிற்றில் புண்ணு வாய் புண்ணெல்லாம் இருந்தால் வந்து இது நல்ல வந்து ரிலீஃப் கொடுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இது வயிற்றில் இருக்கிற அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது விட்டமின் சி இருக்குது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அதனால் இது வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கிற எந்த ப்ராப்ளம் வந்து சுகம் ஆகும் அது இல்லாத இந்த காயெல்லாம் வந்து இதில் இருக்கிற காயெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதையும் இதில் சேர்த்துருவேன் அந்த காயில் வந்து உங்களுக்கு ஃபீவர் ஆஸ்துமாக்கெலாம் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு மணத்தக்காளிக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம் மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி இது சாதாரணமாக மணத்தக்காளி கீரையில் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் பட் வந்து இந்த சாம்பாரில் வந்து உங்களுக்கு இந்த கசப்பெல்லாம் தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தி ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்